பனிரெண்டு மணி நேரம் வேலைக்கான திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் முதலமைச்சருடன் ஒரு முக்கியமான ஆலோசனை செய்து வந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் அந்த சட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சரிடம் இதை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் அல்லது அதை நீக்க வேண்டும் என்பதை எல்லா கட்சிகளும் வலியுறுத்தியிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இணைந்து இருக்கிறார் என்ன சொன்னார் சிஎம் ஏன்னா கடுமையான போராட்டங்கள் இரண்டு மூணு நாள் பல இடங்களில் கைது அந்த மாதிரி நடவடிக்கை எல்லாமே பார்த்தோம் இன்னைக்கும் தொழிற்சங்கங்கள்லாம் கூப்பிட்டு அழைத்து பேசிய நிலையில் இந்த தருவாயில் இந்த முதலமைச்சரோட சந்திப்பு எப்படி இருக்கு இல்லை நாங்கள் இன்னைக்கு வந்து முதலமைச்சரை நேற்று மாலை தான் தொடர்பு கொண்டு நீங்கள் உடனடியாக நாங்கள் சந்திக்கணும் இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கிற சூழ்நிலையில் சட்டமன்றத்தில் சிபிஎம் சிபிஐ மதிமுக வா தமிழக வாழ்வுரிமை கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அதையும் மீறி இப்போ நீங்கள் வந்து சட்டத்தை நிறைவேற்றிருக்கீங்க ஆகவே நாங்கள் வந்து கட்சி தலைவர்கள்ங்கிற முறையில் உங்களை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி மாலை ஏழு மணிக்கு வாங்கன்னு சொன்னார் அந்த அடிப்படையில் நாங்கள் மாலை ஏழு மணிக்கு வந்தோம் இதுக்கிடையில் அரசாங்கமே இன்னைக்கு மாலையில் வந்து தொழிற்சங்க தலைவருடைய கூட்டத்தெல்லாம் நடத்தியிருக்காங்க அதில் தொழிற்சங்க தலைவர்கள் இந்த சட்டம் நிறைவேற்றுவதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை முழுமையாக விளக்கியிருக்காங்க அரசு வந்து ஒரு வெளி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்காக வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க எதிர் எதிர்காலத்தில் நமக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணுமே தொழில் வளர்ச்சி இல்லாமல் போயிருமே நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமேங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க நாங்கள் சொன்ன உங்களோட எல்லா விதத்திலையும் உடன்படணும் அதாவது வேலை வாய்ப்பு பெருகணுமா பெருகணும் தொழில் வளர்ச்சி தேவையா தேவைதான் ஆனால் அதுக்காக அந்நிய மூலதனம் வரணுமானா கூட அது கூட வரட்டும் ஆனா அதுக்காக ஏற்கனவே காலங்காலமா அனுபவிச்சிருக்கிற அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் பறிக்கிற மாதிரி நீங்க சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பது ஏற்கவே முடியாது இது எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பிரச்சனை மட்டும் இல்லை எட்டு மணி நேரம் வேலை இருக்கிறது உணவுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கணுங்கிறது ஓவர் டைம் ஓவர் டைம் வேலை செஞ்சா எப்படி சம்பளம் கொடுக்கணுங்கிறது எத்தனை நாளைக்கு ஒரு முறை விடுமுறை வேணுங்கிறது எல்லாத்தையும் நீங்க சேர்த்து திருத்துறீங்க இது வந்து மொத்தத்தில் தொழிலாளியை வந்து அடிமைகள் மாதிரி ஆக்கிரும் இப்போ இருக்கிற தொழிலாளிலாம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சால் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது அது மட்டும் இல்லை அதாவது அதிக நேரம் வேலை வாங்கினா அதிக உற்பத்தி நடக்கும்போது ஒரு தவறான கோட்பாடு காலையில் பத்து மணிக்கு போகிற தொழிலாளி பன்னெண்டு மணி வரைக்கும் தான் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும் அப்புறம் நாளாக நாழியாக நாழியாக டயர்ட் ஆகிடும் பன்னெண்டு மணி நேரம் நாலு நாள் தொடர்ந்து ஒரு தொழிலாளி வேலை செஞ்சால் அவருடைய உடல்நிலை என்ன ஆகும் அவருடைய ஆரோக்கியம் என்ன ஆகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிலாம் வந்து முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆகிறவனா பல பேர் இல்லாமல் வந்து அதோட வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி போயிடும் ஏதோ மாம்பழத்தை வந்து உறிஞ்சி எடுத்துட்டு சப்பையை தூக்கி வெளியெடுத்துற மாதிரி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க ஆகவே தொழிலாளிகளுடைய உடல்நல பாதிக்கிறது மட்டும் இல்லை குடும்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் பத்து பன்னெண்டு மணி நேரம் இங்கே இருந்துட்டு வீட்டுக்கு போய் அவர் எந்த நேரத்தை செலவு பண்ணுவார் குழந்தைகளை என்ன பார்ப்பாரு எனவே குடும்ப சூழல் உட்பட கடுமையான பாதிக்கும் என்பதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் ஆகவே இது நல்ல நல்ல இது இல்லை இதை நீங்கள் நல்ல வேலை இப்போ நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்க அதுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இது மீண்டும் கொண்டு வர்ற மாதிரியோ மற்றது மாதிரியோ இல்லாமல் இது நிரந்தரமாக நீங்கள் வந்து விட்ரா பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கணுங்கிறத வற்புறுத்தி இருக்கிறோம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கோம் அரசு இதில் வந்து ஏதேனும் முன்னோக்கம் கற்பிக்கும் வகையில் இருக்குதுன்னு எதிர்கட்சிகளே பல இடங்கள்லாம் சொல்லியிருந்த விமர்சனங்கள்லாம் கேட்டிருந்தோம் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஏன்னா பல தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காகவோ இல்லை அந்த தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சி செய்வதற்காகவோ இந்த மாதிரி பணிகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது முதலமைச்சர் கூட இதெல்லாமே பற்றியும் பேசியிருப்பாங்க இல்லை இல்லை அதாவது ஒரு உள்நோக்கத்தோடு இல்லை கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு மாநில அரசுகள் எல்லா மாநிலங்களிலுமே மாநில அரசுகள் தன்னுடைய நிதி ஆதாரத்தை வச்சு தொழில் துவங்க முடியாது மத்திய அரசு வந்து தொழில் துவங்குற நிலையில் இல்லை அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பல மாநிலங்களில் வந்து தொழில் வளரணும்னா கார்ப்பரேட் நிறுவனங்களை நம்பித்தான் தொழில் வளர்ச்சி ஏற்படணுங்கிற கட்டாயம் வந்து போச்சு இது நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ அதுதான் இன்னைக்கு இருக்க யதார்த்தமான சூழ்நிலை அதில் பல மாநிலங்கள் போட்டி போட்டுக்கிட்டு நாங்கள் இந்த சலுகை தரோம் அந்த சலுகை தரோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்க மாநிலத்துக்கு வாங்கன்னு ஏகப்பட்ட தொழில் மூலதனத்தை இழுத்துட்டு போகிறாங்க ஸோ அந்த ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக தமிழக அரசு இதனுடைய எதிர்விளைவுகள் என்னங்கிறத பற்றி கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்காம இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க நிறைவேற்றியிருக்காங்க அவங்களுடைய நோக்கம் நல்லதாக இருக்கலாம் ஆனால் பயன்படுத்தி இந்த அமெண்ட்மெண்ட்டு இந்த திருத்த சட்டம் காட்டக்கூடிய இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆபத்தானது எங்களை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சிகள் தான் நாங்கள் கூட்டணி கட்சியாக தான் இருக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இந்த அரசு ஒரு தவறான அல்லது ஒரு ஒரு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நடவடிக்கை மேற்கொண்டால் நாங்கள் ஒருபோதும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோங்கிறத இன்னைக்கு நாங்கள் வந்து வற்புறுத்தி இருக்கோம் அதை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம்